வச்சு நான் தூக்குறேன்டா நேத்து மழையில முளைச்ச காலம் ஆடுற மறுகிற வேம்புலி அச்சு சாத்திரி இந்த பையனை நம்பி ஆட்டை கேட்டுன்னு வந்தவாரு வந்தவர் போய் சொல்லுண்ணா நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது மாதிரி ஆட்டடா hello friends welcome to my channel இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஜியோ ஃபோன் வச்சுருக்கவங்க எப்படி கால் டியூன் வாய்ஸ் ஃப்ரீயாக செட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு உங்களுக்கு தேவையான ஆப்பு மை ஜியோ ஆப்பு அந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் சரிங்களா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் வரும் நீங்கள் எந்த நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறோம் அந்த நம்பர் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் அது கீழே நம்மளுக்கு ஜியோ டூன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும் சரிங்களா உள்ளே போன உடனே உங்களுக்கு ஜியோ நிறைய சாங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அது எந்த சாங் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து தமிழில் செட் பண்ணிக்கிறேன் தமிழ் செட் பண்ணியோடனே உங்கள் எல்லா தமிழ் சாங்கும் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் எந்த தமிழ் ஒன்று பிடிக்குமோ அந்த கலர் டியூன் செட் பண்ணிக்கோங்க அப்புறமா என்ன பண்ணிக்கோங்கன்னா அப்படியே நீங்கள் அந்த ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் எந்த சாங் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ப்ளே பண்ணி பார்த்து பார்த்த பிறகு நம்ம செட் பண்ணுற மாரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம ப்ளே பண்ணி பார்த்து கண்டிப்பாக செட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ண உடனே டன்னு கொடுத்துக்கோங்க டன்னு கொடுத்துட்டிங்க உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் சரிங்களா மெசேஜ் வந்துடும் அஞ்சு செகண்டில் மெசேஜ் பார்த்துக்கோங்க இதை பார்த்தீங்களா சொன்ன மாரி நான் கலர் டியூன் செட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜியோ பற்றி நிறைய வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போடுவேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் வீடியோவுக்கு